எல்லாருக்கும் வணக்கம் we're Varna from Sirumugai Coimbatore district நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பார்டர்லெஸில் இருக்கக்கூடிய சாரீஸ் தாங்க அதுவும் பியூர் சில்க் சாரீஸ் வந்து பார்க்க போகிறோம் வாங்க ஒவ்வொரு சாரியை நம்ம பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு சாரீ நம்ம பார்க்குறோம் body of sari lavender colour பல்லுவன் ப்ளவுஸ் ப்ளூயிஷ் க்ரீன் டபுள் ஷேடில் வருதுங்க ஃபுல்லாகவே காப்பர் கலர் டெஸ்டட் சரி தாங்க நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் ஜரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டெஸ்டட் சரி அதாவது ஹஃபின் சரி சில்க்கை பொறுத்த வரைக்கும் வார்ப்பு வெஃப்ட் ரெண்டு சைடுமே நம்ம பியூர் சில்க் த்ரெட் வச்சு கைத்தறியில் நெசவு பண்ணியிருக்கோம் இது வந்து ஒன்றரை வார்ப்பு சரிங்க கம்பேர் டு um, ஒன்றே முக்கால் டபுளோட கம்பேர் பண்ணும்போது இது வந்து திக்னஸ் கம்மியாக தான் இருக்கும் ஆனால் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்காதுங்க சரி தின்னாக தான் இருக்கும் ஆனால் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்காது உங்களுக்கு வியர் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் த்ரீ ப்ளை த்ரெட் ஒர்க்குங்கிறதுனால உங்களுக்கு வந்து வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் sari number nine five zero body of sari peach கலர்லேயும் பலூன் ப்ளவுஸ் ராமர் க்ரீன் கலர்லேயும் இருக்குங்க இதுவுமே காப்பர் கலர் சாரி தாங்க ஃபுல்லாகவே சாரியுடைய price five thousand five hundred only with free ஷிப்பிங்கில் ஆல் ஓவர் இந்தியா உங்களுக்கு நம்ம இதை சென்ட் பண்ணி கொடுக்குறோம் ப்ரீபேமெண்ட் ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிளாக இருக்குது இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங் கூட அவைலபிளாக இருக்குங்க இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்க்கு நம்பர் ஆஃப் சாரீஸ் நீங்கள் ஆர்டர் பண்ணுறதை பொறுத்து உங்களுக்கு ஷிப்பிங் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா வருங்க ப்ரீபேமெண்ட் ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா Google Pay PhonePe Paytm account transfer நாலு ஆப்ஷனில் எது வேணாலும் யூஸ் பண்ணி நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் எந்தவித எக்ஸ்ட்ரா சார்ஜஸோ லிமிட்டேஷன்ஸோ ப்ரீபேமெண்ட் ஆப்ஷனுக்கு இல்லைங்க சிங்கிள் சேரீலேருந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் சாரீ வேணாலும் நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் sari number nine five one body of sari grey colour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 கைத்தறி மார்க்ஸ் கண்டிப்பாக இருக்குங்க இப்போ இந்த சாரீலேயே பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி விலகி இருக்கிறது இது எங்கே அப்படின்னா எல்லா புட்டாலையும் இருக்காது ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த புட்டா பாருங்கள் எப்படி இருக்குன்னு அண்ட் இந்த புட்டா எப்படி இது ஏன் அப்படின்னா எஜ்ஜில் இருக்குது ஸோ இந்த எஜ்ஜில் வரக்கூடியது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம வந்து தறியில் அந்த ஹூக்ஸ் வச்சு டைட்டாக வந்து மாட்டி என்ன பண்ணுறோம் அப்படின்னா நெசவு பண்ணுறோம் அப்படி பண்ணும்போது உங்களுக்கு டாப்லேயோ அல்லது பாட்டம்லேயோ நெருக்கமாக வரக்கூடிய அதாவது அந்த ஹூக்ஸுக்கு நெருக்கமாக வரக்கூடிய புட்டாவில் வந்து லைட்டாக விலகி இருக்கும் நம்ம இதுக்கு முன்னாடியும் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கோம் ஸோ இப்போவும் அதை ஏன் மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து டேமேஜ் இல்லை அது வந்து யூஸ்வலாக ஹேண்ட்லூம் சாரீஸில் வரக்கூடிய ஒன்று தான் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காக தான் நான் இதை வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறேன் ஸோ அந்த மாதிரி ஹேண்ட்லூம் மார்க்ஸுக்கோ அல்லது கலருக்கோ குவாலிட்டிக்கோ அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ரிட்டன் வந்து பாசிபிள் இல்லைங்க நம்மக்கிட்ட ஒன்லி டேமேஜஸ்க்கு மட்டும்தான் அதாவது பெருசாக ஹோல் இருக்குது இல்லை கரை இருக்குது அதை வந்து வியர் பண்ண முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் தான் வந்து அது டேமேஜுன்னு சொல்லுவோம் அதை நம்ம ரிட்டன் கண்டிப்பாக வாங்கிக்கலாம் ஆனால் எந்த ஒரு சாரியுமே ஹண்ட்ரட் பர்சன்ட் டேமேஜோடு உங்களுக்கு வரவே வராதுங்க இப்போ நம்ம பார்க்குற இந்த சாரியுடைய கலர் அண்டு நம்பர் சொல்லிடுறேன் பல்லுவன் ப்ளவுஸ் ரெட் கலர்லேயும் body of sari dark mustard எல்லோவில் இருக்குங்க கோல்டு அண்டு சில்வர் ரெண்டு டெஸ்ட் சரிலையும் புட்டாஸ் இருக்குது நம்பர் நைன் ஃபைவ் த்ரீ அடுத்து நைன் ஃபைவ் ஃபோர் பார்க்குறோம் பாடி ஆஃப் சாரி க்ரீன் கலர்லேயும் பல்லுவன் ப்ளவுஸ்னு பார்த்துட்டிங்கன்னா காஃபி ப்ரௌன் கலர் மாதிரி இருக்கும் மெரூன் அண்டு பிளாக் மிக்ஸ் ஆகிருக்குங்க பிளாக் மிக்ஸ் அப்படிங்கும்போது கண்டிப்பாக பிளாக் கலர் த்ரெட் விசிபிள் ஆகும் இந்த சாரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பல்லு அண்ட் ப்ளவுஸில் மட்டும்தான் பிளாக் மிக்ஸு ஸோ அதில் மட்டும் உங்களுக்கு பிளாக் கலர் த்ரெட்டு சில விசிபிள் ஆகும் அண்ட் நிறைய வீடியோலையும் நான் சொல்லியிருக்கேன் அந்த பிளாக் கலர் த்ரெட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா நல்ல டார்க் கலரோட மிக்ஸ் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு பெருசாக தெரியாது இதுவே லைட் கலரோட மிக்ஸ் ஆச்சு அப்படின்னா நல்லா தெரியும் அதுக்குமே அந்த பிளாக் கலர் த்ரெட் விசிபிள் ஆகிறதுக்குமே ரிட்டன் பாசிபிள் இல்லைங்க ஹேண்ட்லூம் மார்க்ஸ்க்கு கண்டிப்பாக வந்து ரிட்டன் வந்து பாசிபிள் இல்லைங்க ஏன்னா ஹேண்ட்லூம் மேட் சாரீஸில் கண்டிப்பாக வரதான் செய்யும் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் மிஸ்டேக்ஸ்ன்னு சொல்ல முடியாது அதாவது மார்க்ஸோடு வரும் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஞ்சம் திக்காக இருக்கக்கூடிய த்ரெட்டு வந்து விசிபிள் ஆகிறதாகட்டும் light and dark colour mix பண்ணும்போது டார்க் கலர் த்ரெட்டு விசிபிள் ஆகிறது அண்ட் டாப் அண்ட் பாட்டமில் வரக்கூடிய புட்டால் லைட்டாக விலகி இருக்கிறது இது எல்லாமே வந்து ஹேண்ட்லூம் மார்க்ஸுங்க இப்போ நீங்கள் பார்க்குறது பழுவன் blouse steel blue body of sari mustard yellow colour இதில் ஃபுல்லாகவே கோல்டு டெஸ்டட் சரியில் புட்டாஸ் அண்ட் பல்லு ஒர்க் இருக்குங்க ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுங்கிற அஃபோர்டபுள் ப்ரைஸ்க்கு இந்த சாரீஸ் உங்களுக்கு கிடைக்கிது இந்த சாரீஸை நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக புக் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குங்க nine zero four three eight zero nine five six two இதுதான் வாட்ஸ்அப் புக்கிங் நம்பர் இந்த நம்பரில் தான் நீங்கள் சாரீ கோடு சென்ட் பண்ணி புக் பண்ண சொல்லணும் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு அந்த சாரீ வேணும்னா மட்டுமே நீங்கள் புக் பண்ண சொல்லலாங்க நீங்கள் கேட்கும்போது அதாவது உங்கள் மெசேஜ் நம்ம பார்க்கும்போது அந்த சரி அவைலபிளாக இருந்து நீங்கள் புக் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தீங்கன்னா உங்கள் நம்பரை கண்டிப்பாக அப்போவே நோட் பண்ணிக்குவோம் உங்களுக்குமே புக்குடு ஃபாரியுங்கிற ரிப்ளைவும் கொடுப்போம் சப்போஸ் உங்களுக்கு முன்னாடி வேறு கஸ்டமர் வந்து அந்த சரியை புக் பண்ண சொல்லியிருந்தாங்கன்னா உங்களுக்கு அனதர் கஸ்டமர் புக்குடுங்கிற ரிப்ளை கொடுப்போம் சப்போஸ் பேமெண்ட்டே வந்திருந்தது அப்படின்னா சோல்டுங்கிற ரிப்ளை வருங்க இப்போ நீங்கள் பார்க்குறது பல்லுவன் ப்ளவுஸ் அதே காஃபி ப்ரௌன் அதாவது black and maroon mixed body of sari blue இதில் ஃபுல்லாகவே கோல்டு டெஸ்டட் சரியில் புட்டாசன் பல்லு ஒர்க் இருக்குங்க sari number nine five seven body of சரி இங்க் ப்ளூ பல்லூன் blouse magenta body of sari ink blue கூட பிளாக் மிக்ஸ் ஆகிருக்குங்க ஸோ பிளாக் கலர் த்ரெட்டு சாரியில் சில இடங்களில் கண்டிப்பாக விசிபிள் ஆகும் இதில் ஃபுல்லாகவே கோல்டு டெஸ்ட் சரியில் புட்டாசன் பல்லு ஒர்க் இருக்குங்க தாராளமாக நம்மக்கிட்ட நீங்கள் சாரீஸ் வாங்கினதுக்கப்புறம் இது பியூரா இல்லையா அப்படிங்கிறத வீட்லேயே சிம்பிளாக நீங்கள் செக் பண்ணி கூட பார்த்துக்கலாம் நிறைய வந்து நம்ம ஒரு ரெண்டு மூணு வீடியோஸ் வந்து இந்த சாரீஸ் காட்டும் போதே லாஸ்ட்டில் கூட செக் பண்ணி காட்டியிருக்கோம் அண்டு செப்பரேட்டாக ஒரு வீடியோ கூட இது எப்படி டெஸ்ட் பண்ணணும் எப்படி வந்தால் இது பியூர் சில்க் அப்படிங்கிறது நம்ம வந்து வீடியோ போட்டிருக்கோம் நீங்கள் அதை கூட பார்த்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஒரு ரெஃபரன்ஸ் வீடியோவாக எடுத்து பார்த்துக்கலாம் sari number nine five eight body of sari grey colour பல்லுவன் ப்ளவுஸ் மெஜந்தா கலர் இதில் ஃபுல்லாக கோல்டு டெஸ்டட் சரியில் புட்டாஸ் அண்ட் பல்லு ஒர்க் இருக்குங்க five thousand five hundred rupees இருக்கக்கூடிய இந்த சாரீஸை நாங்கள் ஃப்ரீ ஷிப்பிங்கில் ஆல் ஓவர் இந்தியா உங்களுக்கு சென்ட் பண்ணி கொடுக்குறோம் ப்ரீபேமெண்ட் ஆப்ஷன் இருக்குது கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் இருக்குது இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்கும் அவைலபிளாக இருக்குங்க கேஷ் ஆன் டெலிவரிக்கு extra charges three hundred rupees வரும் இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்க்கு ஷிப்பிங் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா வருங்க வாட்ஸ்அப் மூலமாக இந்த சாரீஸை நீங்கள் தாராளமாக புக் பண்ணிக்கலாம் ரிட்டர்ன் பாலிசி பொறுத்த வரைக்கும் டேமேஜுக்கு மட்டும்தாங்க ரிட்டர்ன் வந்து பாசிபிள் அதர் ரீசன்ஸ்க்கு வந்து ரிட்டர்ன் வந்து நம்மக்கிட்ட பாசிபிள் இல்லை ஒவ்வொரு சாரியுமே உங்களுக்கு சில்க் மங்க் ஸ்டிக்கரோட தாங்க வருது இந்த சாரீஸில் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக தாராளமாக புக் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு சாரியுமே இந்த சில்க் மார்க்கோட வருதுங்க இதை நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னா வர்ணாங்கிற நேம் வரும் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்